ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் I hope you all are fine இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா மின் சட்னி அதாவது புதினா தொகையல் இது ரொம்ப tasty simple at the same time ரொம்ப ஹெல்தியும் கூட வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் ஒரு பஞ்ச் புதினா ஒரு கப் கொத்தமல்லி ஒரு கால் கப் கடலைப்பருப்பு நாலு பல் பூண்டு ஒரு பத்து மிளகு நாலு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் புளி கால் கப் தேங்காய் அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் உப்பு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பு மிளகு பூண்டு எல்லாம் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணிடலாம் புதினா இல எல்லாம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கணும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணி வதக்குங்க எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகா புளி சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு ஒன் மினிட் வதக்கினா போதும் கடைசியாக தேங்காய் ஆட் பண்ணி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மிக்சரை வந்து கொஞ்ச நேரம் ஆற விடுங்க அப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அது கூட உப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் நம்ம புதினா தொகையில் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க ரொம்ப நல்லா இருக்கு எல்லா ஃப்ளேவர்ஸும் ரொம்ப பேலன்ஸ்டா வந்திருக்கு நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் தென் பாய்